அனைவருக்கும் வணக்கம் சென்னையில் ஓராண்டுக்கு பிறகு மீண்டும் ஸ்ரீ பகவத்தையா அவர்களின் சிறப்பு நேரடி ஞான முகாம் நடைபெற உள்ளது அதாவது வருகின்ற மார்ச் மாதம் பதினெட்டாம் தேதி சனிக்கிழமை பத்தொன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஆகிய இரண்டு நாட்கள் நடைபெற உள்ளன நேரம் காலை பத்து மணி முதல் மாலை ஏழு மணி வரை இரண்டு நாட்களும் நடைபெற உள்ளது மதிய உணவு மற்றும் காலை மாலை இருவேளையும் தேநீர் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இடம் எஸ்கேஎம் மகால் பதினெட்டுங்கில் இருபத்தி ஆறு old bank of Baroda street Ambattur Chennai ஐம்பத்தி மூன்று ஆன்மீகத்தினுடைய மிக உயர்ந்த நிலையாக சொல்லப்படுவது முக்தி என்று சொல்லக்கூடிய அக விடுதலையைத்தான் முக்தியை வழங்கக்கூடிய ஞானத்தை இதுவரை பல ஆண்டுகளாக பயிற்சி முயற்சி செய்தவர்கள் கூட அடைய முடியாமல் எட்டாக்கணியாக இருந்து வருகிறது இந்த ஞானத்தெளிவு புரிதலின் மூலம் ஸ்ரீ பகவத்தையா அவர்கள் ஆர்வமுள்ள அனைவரும் பெறும் வண்ணம் ஞான முகாம்களில் மிக எளிமையாக வழங்கி வருகிறார்கள் மேலும் இந்த ஞான முகாமில் மிகவும் சக்தி வாய்ந்த தியானங்களான சர்வரூப தியானம் இறைநிலை தியானம் அமிர்த தியானம் என மூன்று வகையான தியானங்களும் சொல்லிக் கொடுக்கப்படுகின்றன ஞான முகாம்களில் கலந்து கொள்பவர்கள் சனிக்கிழமை காலை ஒன்பது முப்பது மணிக்குள் ஞான முகாம் நடைபெறும் இடத்திற்கு வந்து சேருமாறு அன்புடன் அழைக்கிறோம் இந்த இரண்டு நாட்களில் எல்லா வகையான மன துன்பத்திலிருந்தும் விடுபட்டு ஆன்மீகத்தின் உச்சமான ஞான தெளிவை அடைவது என்பது உறுதி பல வகையான மனநோய்களான ஓசிடி பைப்போலார் போன்ற பிரச்சனைகளுக்கும் ஆலோசனை வழங்கப்படுகிறது ஆன்மீகத்தின் ஆரம்ப சாதகர்கள் கூட ஆர்வத்துடன் கலந்து கொள்ளும்போது அவர்களும் ஞானம் பெறுவது உறுதி எனவே இந்த ஞான முகாமில் கலந்து கொள்ள விருப்பம் உள்ளவர்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ள விவரங்களை பயன்படுத்தி முன்பதிவு செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் எனவே அனைவரும் கலந்து கொண்டு ஞான தெளிவு பெற அன்புடன் அழைக்கிறோம் நன்றி வணக்கம் the